என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் இது ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் தான் அதை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேஸ்ட் தான் எனக்கு சாதாரண என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ ஹாரர் வீடியோ இந்தமாரி வீடியோ தான் நான் போடுவேன் என்னோட இதுவே இதுதான் டிஸ்கஷன் அப்படியே போட்டிருக்கேன் அதனால் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக ஹாரர் மூவி கொஞ்சம் பயங்கரமாக வரும் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீன் திட்டுங்க ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வரேன் யார் அதிகமாக இருக்குது இதெல்லாம் இருக்குது இதை சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு என்னென்னா பனிஷ்மெண்ட்டும் இருக்குது பனிஷ்மெண்ட் என்னென்னா ஒரு முழு சாப்பிட்ணும் வந்து ப்ரைஸ் என்னென்னா இது ஐநூறுரூபா ஆ ஓகேங்களா இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெடியாக இருக்கு ப்ளே பண்ணி விட்றா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் 别扶了，姐，你扶着呢。不要紧，睡着。 <laughs> 我就不一样。 ஸ்டார்ட் நவ் ஸ்டார்ட் பண்ணு சிவா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணு அண்ணா அண்ணா அண்ணா இப்பதாப்பா ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு ஐயோ நாலு நிமிஷம் த்ரீ மினிட்ஸ் ஆகி அடுத்ததாக இன்னும் இரண்டு நிமிடங்களே உள்ளது இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு இன்னும் சில நிமிடங்களே உள்ளது சாரி ஒரே நிமிஷத்தை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டியா சாரி அரிசி டைலாக் வச்சேன் சாரி சாப்பிட்டதே இல்லை பதினாறு சாப்பிட்ருக்கேன் சரி ஓகே அடிச்சதுக்கு யார் எலிமினேட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை காத்துக்கிறது முப்பத்தெண்டு சாப்பிட்டுருக்காரு பயமா ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயமா தெரிஞ்சிச்சு ஓகே ஓகே இப்போ என்னைக்கான தட்டுறேன் இது முழுசாக சாப்பிட்டாகணும் அதான் அதுக்கு அடுத்து ஒரு தண்டனை இல்லை எனக்கு அந்த தண்டனையை நானே அறிவிச்சுக்கிறேன் சாரி மிருகத்துல பாதி சாப்பிட்டு இதை சாப்பிட்டா கஷ்டம் இதையும் நான் சாப்பிட்டு காமிப்பேன் இதோட கேமை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்த அடுத்த வாரம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகே சரி பாய் வரோம் டாட்டா பாய்